சிரிக்கி மக உசுறு உருக்கி கொடுத்த அந்த முரட்டு பயலும் வருவானா இந்த சிரிக்கி மக உசுர உருக்கி கொடுக்க அந்த முரட்டு பயலும் வருவானோ சொட்டு சுட்டு நனையுது தாஜ்மஹால் குடையுது வேணாவா மாயா இருவரும் ஆளுக்கு ஒரு கூட